ஜபமாலை ஜெபிக்கும் போது என் உள்ளமே குளிருதம்மா அருள் நீரை மறி என்னும் போது என் துயரெல்லாம் நீங்குதம்மா ஆண்டனிஸ் வாய்ஸ் இணையதள என் அன்பு நண்பர்களே பெற்றோர்களே உறவுகளே குழந்தைகளே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்றைய நாளிலே உங்கள் அனைவரையும் தனிப்பட்ட முறையிலே ஜபமாலை வழியாக ஜபித்து உங்கள் ஒவ்வொருடைய கருத்துகளுக்காகவும் உங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காகவும் நல்வாழ்விற்காகவும் நற்சுகத்திற்காகவும் ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்புக்குரியவர்களை இந்த ஊடகத்தின் வழியாக ஒவ்வொரு முறையும் உங்களை சந்திக்கின்றேன் நீங்களும் என்னை சந்திக்கின்றீர்கள் நாம் உரையாடுகிறோம் பேசுகிறோம் உங்களுக்கு இந்த பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்கள் அன்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் இதை பகிர்ந்து கொடுங்கள் அன்பார்ந்தவர்களே இன்று ஒரு முக்கியமான பகிர்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஜபமாலை மாதாவின் மாதம் ஜபிக்கின்ற மாதம் திருச்சபை நம்மை ஜபிக்க அழைக்கிறது ஜபமாலை மூலமாக ஜபிக்கலாம் என்று நமக்கு சொல்லி தருகிறது ஜபம் என்றால் என்ன நாம் ஜபிக்க வேண்டுமா ஏன் ஜபிக்க வேண்டும் ஏன் ப்ரேயர் பண்ணணும் அதனால இது நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது எப்போ ஜபிக்கணும் எப்படி ஜபிக்கணும் நமக்கு தெரியும் நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் குருமார்கள் துறவரத்தார் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனாலும் நமக்கு ஜெபிக்க நேரம் இல்லை ஜெபிப்பதில்லை ஜெபம் செய்வதில்லை எப்படி ஜெபம் சொல்லுவது என்று தெரியவில்லை ஜெபங்கள் மறந்து போயிருக்கிறது ஆக இப்படியாக பலவிதமான தடுமாற்றத்தில் நாம் இருக்கிறோம் இந்த காலகட்டங்களில் ஜபம் தேவையா ஏன் திருச்சபை ஜெபிக்க சொல்லி நம்மை அறிவுறுத்துகிறது நான் ஒரு இளைஞனை பார்த்து கேட்டேன் தம்பி நீ ஜெபிக்கிறியான்னு கேட்டேன் ஃபாதர் நேரமே இல்லை ஃபாதர் காலேஜ் போறேன் நிறைய ஒர்க் இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய பராக்கு இருக்குது எனக்கு நேரமே இல்லை ஃபாதர் எப்பயாவது நேரம் கிடைக்கும் போது ஜெபிப்பேன் கோயிலுக்கு போவேன் எப்பயாவது சர்ச்சுக்கு போவேன் அவ்வளோதான் ஏப்பா நீ ஜபிக்கணும்னு உனக்கு தெரியலையா இல்லை ஜபிக்கணும்னு தோணலையா ஜபிக்கணும்னு உனக்கு அவசியம் இல்லையா தெரியல ஃபாதர் நான் அப்படியே ஜாலியாக இருக்கிறேன் எனக்கு ஜாலியாக இருக்கும் லைஃப்பில் ஜாலியாக இருக்கணும் எனக்கு இது காலேஜ் லைஃப் நல்லா ஜாலியாக இருக்குது நிறைய ஃப்ரெண்ட்ஸு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அதனால் அப்படியே போயிட்டுருக்குறேன் அதனால் ஜெபிக்கிறதுக்கு நேரமே இல்லை ஃபாதர் எனக்கு சண்டேஸ் கூட நான் போ பூசைக்கு போகிறதில்ல சர்ச்சுக்கு போகிறதில்ல என்னைக்காவது வாய்ப்பு கிடைக்கும் போது அல்லது நேரம் சும்மா இருக்கும்போது போறேன் இது அந்த இளைஞனுடைய பதில் ஒரு இளம் பெண்ணிடம் கேட்டேன் ஜெபிக்கிறீங்களாம்மா அப்படின்னு கேட்டேன் father I don't have time ஒன்று உண்மையை சொல்லட்டுமா எனக்கு ப்ரேயர் தெரியாது ஃபாதர் நான் ஃபஸ்ட் ஹோலி கம்யூனியன் சமயத்தில் கட்டாயத்தின் பேரில் படித்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சேன் ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று அவர் ஃபாதர் அப்புறம் அதுக்கு தெரியாத ஃபாதர் கற்றுக்குவானா பட் எனக்கு இப்போ நேரம் இல்லை ஃபாதர் இப்போ எனக்கு தேவைப்படலை பின்னாடி ஒரு வேலை எனக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு வேலை நான் ஓய்வு கிடைக்கும் போது ஜீவிக்கிறேன் ஃபாதர் ஒரு குடும்ப தலைவியிடம் ஜபத்தை பற்றி கேட்டேன் எனக்குரிய ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு குடும்ப தலைவிக்கிட்ட ஃபாதர் நான் நிறைய நாள் ஜெபிச்சேன் ஃபாதர் நிறைய ஜோமால சொல்லியிருக்கிறேன் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு முன்னேற்றமும் இல்லை ஜெபிக்கிறதுனால எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது நான் இவ்வளோ ஜெபிச்சிட்டேன் நான் கேட்குற எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இப்படியே வாழ்க்கை பூரா கழிஞ்சிருச்சு சரி எதுக்கு அப்படின்னு விட்டுட்டேன் ஃபாதர் இன்னொரு தலைவியிடம் கேட்டேன் குடும்ப தலைவியிடம் ஃபாதர் ஜபஸ் ஜபமால சொல்லாமல் தூங்குறதுல ஃபாதர் டெய்லி மேக்சிமம் மூணு ஜபமாலையாக நான் சொல்லிடுவேன் கண்டிப்பாக சொல்லிடுவேன் காலையில் ஒரு முறை வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு முறை நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு முறை ஜெபி ஜெபிக்கிறேன் ஃபாதர் என் குடும்பத்துக்காக கொடுப்பேன் என் பிள்ளைகளுக்காக கொடுப்பேன் மற்றபடி பொதுவாக யாருடைய தேவைகளுக்காக யாராவது என்ன கேட்டாங்கன்னா அவங்களுக்கான நான் ஃபாதர் அது ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்குது ஃபாதர் நேரம் கிடைக்குது நிறைய ஏன்னா வீட்டிலே இருக்கிறதுனால காலையில் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பிள்ளைங்க ஸ்கூல் போயிடுறாங்க அதுக்கு பிறகு டைம் இருக்குது வீட்டை வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிடுறாரு நேரம் இருக்குது நான் டிவியெல்லாம் பார்க்கறதுல ஃபாதர் எப்பயாவது நியூஸ் பார்ப்பேன் அவ்வளோதான் அதனால் ஜபிக்க ஜபிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இதுவும் கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது என்று சொல்லி அந்த தலைவர் சொன்னார் இப்படியாக அன்புக்குரியவர்களே ஜபங்கள் மீதான ஒரு வெளிப்புணர்ச்சி இல்லாமலே இருக்கிறோம் கத்தோலிக்க திருச்சபையான ஜெபிக்கிற திருச்சபையாக இருக்கிறது ஜெபம் பல வகையாக இருக்கலாம் பல வகையில் ஜெபிக்கலாம் பலவாறு ஜெபிக்கலாம் பல வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கலாம் வார்த்தை ஜாலங்களை சொல்லி ஜெபிக்க தேவையில்லை வார்த்தையால் ஜெபிக்கலாம் அமைதியா ஜெபிக்கலாம் பாடி ஜெபிக்கலாம் கைத்தட்டி ஜெபிக்கலாம் இப்படி எல்லாம் இருக்குது எது நமக்கு நிறைவு தருகிறதோ எது நமக்கு பிடிக்கிறதோ அப்படி செவி அப்படி ஜெபிக்கலாம் ஆனா ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் உன் தந்தையோடு நீ பேச வேண்டும் என்று சொன்னால் உன் இல்லத்துக்கு சென்று அமைதியான இடத்திலே இல்லத்தை அந்த கதவை தாளிட்டு விட்டு உன் வானக தந்தையோடு ஜெபி என்று சொல்லுகிறார் தனிமையில ஜெபிக்க சொல்றார் ஆண்டவர் இயேசு அதான் செய்தார் பப்ளிக்கில் பொதுவாக எல்லாரும் மக்களோட சேர்ந்து ஜெபிக்கிற ஜபங்களோடு சேர்ந்து தனிப்பட்ட முறையிலே தனிமையிலே இரவிலே காலையிலே கருக்களிலே சென்று தனிமையில் ஜெபித்தார் தன் தந்தையோடு அவர் பேசினார் சொல்லப்படுகிறது தன் திருத்தூதர்களுக்கு அப்போ சிலர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது இப்படி ஜெபிக்கலாம் என்று சொல்லி அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவர் டான்ஸ் ஆடி ஜெபிச்சு காமிக்கல அல்லது கைத்தட்டியோ அல்லா சொல்லியோ அப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி தரல மாறாக அந்த பத்து வரிகளிலே இயேசு கற்பித்து கொடுத்த ஜபத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற அற்புதமான வழிமுறைகளை சொல்லி கொடுத்திருக்கிறார் ஆக இதுதான் ஜெபம் நான் நினைக்கிறேன் பல வகையில ஜெபிக்கலாம் ஆனா உண்மையான ஜெபம் நேர்த்தியான ஜெபம் கடவுளோடு ஒரு உறவு கொள்ளுகின்ற ஜெபம் வந்து இப்படிப்பட்ட தனிப்பட்ட ஜபம் நிறைவை தருகின்ற ஜபமாக இருக்க முடியும் ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஜிபிக்கணும் பிரான்சிஸ் சிசியார் சொல்லுவாங்க அவருடைய அவருடைய சீடர்களும் மற்றவங்களும் அவரை பார்த்தவங்களும் அவர் ஜெபித்து ஜெபித்து இறுதியில் ஜெபமாக மாறினார் அவர் ஜெபிக்கவே தேவையில்லை ஜெபமாகவே மாறினார் என்று சொல்லி சொல்லுவாங்க நடக்கும்போது பார்க்கும்போது அவரை பார்க்கும்போதெல்லாம் அவர் இவர் கட ஒரு கடவுள் இறை மனிதனாகவே அவரை பார்த்தார் அன்னை மரியாள் அவள் ஜெபிக்க தேவையில்லை அவள் ஜெபமாகவே மாறினார் அவளை நோக்கி அவளை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம் இப்போ ஆக இறை மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்கள் தாங்கள் ஜெபித்து அந்த ஜெபத்தின் மூலமாக எப்படி ஜெபிக்கலாம் என்றும் ஜபமாக மாற முடியும் என்பதையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதுதான் கத்தோலிக்க திருச்சபை ஆகவே இந்த மாதத்திலே பலவாறு ஜபங்கள் இருந்தாலுமே கூட அன்னை மரியின் ஜபமாலை மூலமாக ஜெபிக்க வேண்டும் என திருச்சபை அழைப்பு விடுக்கிறது தனிப்பட்ட முறையிலும் ஜபமாலை சொல்லலாம் குடும்பமாக சேர்ந்து சொல்வது இன்னும் சால சிறந்தது குடும்பங்கள்ல ஜபமாலை இல்லை குடும்ப தலைவிட்டு கேட்க சொல்றாங்க தனியாக சொல்லிக்கிற பாதர் அவர் சொல்றாரான்னு தெரியாது பிள்ளைகள் சொல்றாங்களான்னு தெரியாது ஆனால் அவங்களை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க ஆனால் நானே தனியா சொல்லிக்கிறேன் பாதர் தனியா சொல்லலாம் ஆனால் குடும்ப ஜபமாலை தான் சக்தி மிகுந்த ஜபமாலை எங்க இரண்டு மூன்று பேர் என் பெயரால் கூடி நின்று ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று ஆண்டவர் இயேசு வாக்குறுதி கொடுக்கிறார் ஒரு குடும்பத்துக்கு சின்ன பையனை பார்த்து கேட்டேன் ஜெபிக்கிறியாப்பா ஜவமாலாம் சொல்றியா குடும்ப ஜவமால ஃபாதர் ரொம்ப பேசுறாங்க ஃபாதர் ரொம்ப ஜபிக்கிறாங்க ரொம்ப நேரம் ஜபிக்கிறாங்க ஃபாதர் போர் அடிக்குது ஃபாதர் இளைஞர்களை பிள்ளைகளை ஜபங்கள் ஜெபிக்க தூண்ட வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளை ஜெபிக்க தூண்ட வேண்டும் அப்படின்னா அவங்க ஜெபிக்கிற ஜபம் பார்த்து பிள்ளைகள் வரணும் வாஞ்சியோடு வரணும் அப்படி இருக்க வேண்டும் ஜபம் பிள்ளைகளோ மற்றவர்களோ எரிச்சல் கொள்ளுமாறு ஜபிக்க கூடாது முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் சொல்லி முடிச்சா ஜபம் அப்படி கிடையாது கூடி நின்று ஒரு மனதாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒரு பத்து மணி சொன்னாவே போதும் ஒரு பரலோகத்தில் இருக்க எங்களுக்கு ஏதாவது சொன்னா போதும் ஒரு அருள் நிறைந்த மரியை சொன்னா போதும் கூடி நின்று அழகா ஜிபிக்கலாம் குடும்பங்கள் நிறைய பராக்குகள் இந்த உலகத்தில் இருக்கிறது நிறைய நேரங்கள் விரயமாக்குகின்றன விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது ஆனால் ஜபங்களும் ஜபத்தின் ஈடுபாடுகளும் கடல் மீதான நம்பிக்கையும் குறைந்து கொண்டே வருகிறது என்ன செய்யலாம் அப்படியே வாழ்ந்து விட முடியுமா நம்முடைய வாழ்வில் நாம் வெற்றி பெற்ற மக்களாக வாழணும் ஒருவேளை நம்ம ஜெபிக்கிறது போதலைன்னு சொன்னா அல்லது நம்ம ஜெபிக்கிறது ஆண்டோடது கிடைக்கலன்னு சொன்னா நம்ம ஜெபம் போதலன்னு அர்த்தம் நிறைய ஜெபிக்கணும் வாஞ்சையோடு ஜெபிக்கணும் ஆர்வமோடு ஜெபிக்கணும் ஈடுபாட்டோடு ஜெபிக்கணும் நம்பிக்கையோடு ஜெபிக்கணும் அப்போது கட்டாயம் கடவுள் கொடுப்பார் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார் கட்டாயம் கொடுப்பார் ஆண்டவர் ஆனால் என்னுடைய ஜெபம் என்னுடைய வார்த்தை என்னுடைய உரையாடல் அந்த தந்தையை அடைய வேண்டும் சென்றடைய வேண்டும் தடையில்லாமல் இல்லாமல் வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் நேர்த்தியான உண்மையான ஆத்மார்த்தமாக அந்த உரையாடல் இருக்க வேண்டும் ஜெபம் இருக்க வேண்டும் ஜெபிப்போமா ஒரு சில துணிகள் கண்களை மூடி அன்னை மரியாளுடைய ஜபமாலை நமக்கு துணை தருவது போல அன்னை மரியாள் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கற்றுக் கொடுப்பதை போல நாம் ஜெபிக்க வேண்டும் பாத்திமாவில் மூணு சிறுவர்களுக்கு மாதா காட்சி கொடுத்தாங்க பாத்திமா மாதா ஜெசிந்தா லூசியா பிரான்சிஸ் பரவசமாய் பார்த்தார்கள் ஜெசிந்தாவை லூசியாவும் பார்த்தாங்க அற்புதமாய் அழகான ஒரு பெண்மணியை பார்த்தார்கள் அவங்கள்ட்ட பேசினாங்க ஆனால் ஃப்ரான்சிஸுக்கு பார்க்க முடியல அப்போ பிரான்சிஸ் கேட்க என்ன பார்க்குறீங்க யார் அது என்ன நடக்குதுன்னு வெளிச்சம் தெரியுது என்று சொன்ன பொழுது ஜெசிந்தா அம்மாட்ட கேட்குறாங்க அம்மா நாங்கள் உங்களை பார்க்குறோம் ஃப்ரான்சிஸ்க்கு ஃப்ரான்சிஸால் உங்களை பார்க்க முடியலே என்று கேட்ட பொழுது சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க ஃப்ரான்சிஸை ஜெபிக்க சொல்லுங்க இப்போ பாருங்க ஜெபம் எல்லா தடைகளையும் நீக்கிறது அப்புறப்படுத்துகிறது அந்த ஒரு நமக்கும் கடவுளுக்குமான அந்த திரையை அகற்றுகிறது அப்புறப்படுத்துகிறது நேரடி உறவை நேரடி பாசத்தை நேரடி அக்கறையை நேரடி உறவை அது வலுப்படுத்த வழி சாதனமாக இருக்கிறது ஜெபிக்கிறது ஜெபம் என்பது வார்த்தை எழுதி வைத்த வார்த்தை மட்டுமல்ல நம்ம ஸ்பான்டேனியஸா பேசலாம் ஆண்டவர்கிட்ட நம்ம பேசலாம் ஒரு பிள்ளை அம்மாட்ட பேசுறது போல அப்பாட்ட பேசுறது போல நண்பன்ட்டு பேசுறது போல நம் தகப்பனிடம் விண்ணக தந்தையிடம் நாம் பேச வேண்டும் அவர் விரும்புகிறார் அவர் எதிர்பார்க்கிறார் கண்களை முடிச்சு என் அன்பின் பரலோக தந்தையை இந்த மாதம் முழுவதுமாக மாலை மாதமாக கொடுத்திருக்க நன்றி ஆண்டவரை தனிப்பட்ட முறையிலும் சரி குடும்பமாகவும் ஜீவிக்க நாங்கள் இது வந்து நாங்கள் இந்த மாதத்தை நாங்கள் செலவிடுகிறோம் ஆண்டவரே என்ன வேலையா இருந்தாலும் இருபது மாதத்தை நாங்கள் முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை உங்களோடு பேசுறதுக்கு உங்களோடு உறவு கொள்வதற்கு எங்களுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக அமைகிறது நாங்கள் ரொம்ப நன்றி ஆண்டவரே எங்களோடு இரும் ஆண்டவரே எங்களோடு தங்கும் ஆண்டவரே தாயை மாமரியை கற்று கற்றுத்தாரும் ஜெபிக்க கற்றுத்தாரும் ஜபத்தின் வழியாக எங்களுக்கு இருக்கிற தடைகள் அனைத்தையும் அப்புறப்படுத்தும் வாழ்வை ஈரேற்றம் செய்யும் ஞானத்தை தாரும் எங்களுக்கு இந்த ஜபத்தின் மூலமாக இறை வல்லமையை எங்களுக்கு பெற்று தாரும் நாங்கள் அடைந்து இந்த உலக வாழ்வை நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் ஜபத்தின் மூலமாக நாங்கள் ஆண்டு வரை உண்மை நான் ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் உண்மை நாங்கள் சாதிக்கணும் இந்த உலகத்தை வெல்லணும் இந்த உலக சக்திகளை வெல்லணும் தீய சக்திகளை வெல்லணும் தீய எண்ணங்களை நாங்கள் வென்று கொள்ள வேண்டும் எங்களுடைய வாழ்வை இணையற்றம் செய்ய வேண்டும் ஆசைப்படணும் உங்க மேல நாங்க வாஞ்சையோட ஆசைப்படணும் ஜெபிக்க ஆசைப்படணும் உம்மோடு பேச எங்களுக்கு ஆசைப்படணும் ஆண்டவரை கற்றுத்தாரும் அன்னை மரியே எங்களோடு இரும் ஆண்டவரே எங்களோடு தங்கும் எங்கள் வாழ்வை மாற்றும் அப்போ சில நீ கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுத்தாரும் நாங்கள் ஜெபிக்க எப்படி ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆண்டவரை இந்த ஜபத்தின் மூலமாக நாங்கள் ஈரேற்றம் அடைய வேண்டும் இவ்வுலக வாழ்விலே நாங்கள் உண்மை கண்டு பாவித்து எங்கள் வாழ்வை அன்புள்ளதாகவும் மகிழ்ச்சி உள்ளதாகவும் சமாதானம் உள்ளதாகவும் மன்னிப்புள்ளதாகவும் ஆரோக்கியமான வாழ்வாக மாற்றிக்கொள்ள நீங்கள் தர அருள் தர வேண்டும் என எங்கள் ஆண்டவரும் திருக்குமாரமாக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே நோக்கி செபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையை அமேன்